எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்லி பல்லுவில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் அதாவது இது ஹாஃப் சாரீ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லுவில் என்ன கலர் டிசைன் வருதோ அதுவே உங்களுக்கு கீழே ப்ளீட்ஸுக்குமே வந்துடுங்க அதுதான் பாட்லி பல்லு இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number seven one seven body of sari green கலர்லேயும் pallu and blouse magenta colour same <clears throat> இதே மெஜந்தா கலரில் தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் போர்ஷனுமே வருங்க நான் அதையும் காட்டுறேன் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதுதான் ப்ளீட்ஸு ஸோ ரெண்டு கலர் ஜாயின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இப்படி தான் அன்னிவனாக வரும் ஸோ அது எங்கெங்கிறது காட்டுறேன் இப்போ இதில் பார்க்குறீங்கன்னா தெரியும் ஏன்னா ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நம்ம கையில் தான் எல்லாமே பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தாங்க இருக்கும் சரி number seven one eight dye பண்ணுறதும் சரி நெசவு பண்ணுறதும் சரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கையில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் செவன் ஒன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் body of sari pink colour நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்கும் pallu and blouse double shade green and mustard yellow மிக்சிங்கில் இருக்கும் அதே கலர் தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் போர்ஷன் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் அது பியூராக இல்லையான்னு வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க sari number seven one nine இதில் பல்லுவன் ப்ளவுஸ் லேவண்டர் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அதே மிக்சிங்கில் தான் வருங்க அதாவது green and mustard yellow mixing and இந்த சாரீஸில் டசஸ் போடலங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஜிபே கூகுள் பே அதாவது பேடிஎம் ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த நாலு ஆப்ஷன் வந்து இருக்குங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரியோடைய price seven thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே அது வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைட் சாக்லேட் ப்ரௌனில் இருக்கும் body of sari pastel colour pastel blue இந்த பாட்லி பல்லு சாரீ பொறுத்த வரைக்கும் குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மல் சாரியோடைய ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து பாட்லி பல்லுக்கு போடல ஆஸ் யூஷுவல் மற்ற பார்டர்லெஸ் சரி பார்டருக்கு எப்படி வருமோ அதே மாதிரி பிக்சர் தாங்க வரும் ஸோ இந்த பாட்லி பல்லு வரும்போது மட்டும் கம்பல்சரியாக நீங்கள் வந்து வீடியோவும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க body of sari orange pallu and blouse green green with mustard yellow மிக்சிங்கில் இருக்குங்க ஸோ இது வரைக்குமே நம்ம பார்க்குறது சேம் பேட்டர்னில் fifth colour sari seven thousand ருபீஸ்ங்க சாரியோடைய ப்ரைஸ் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு சாரீ தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே நீங்கள் three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number seven double two pallu and blouse green and mustard mixing body of sari magenta colour ப்ளீட்ஸ்க்கு உங்களுக்கு பல்லு என்ன கலர் டிசைனோ அதுவே வந்துடுங்க next sari sari number seven two three இதில் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சரி ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற seventh colour sari international shipping அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இந்த சாரியில் அந்த ரெண்டு கலர் ஜாயின் ஆகிற இடத்துல உங்களுக்கு லைன்ஸ் வந்திருக்குங்க இங்கேயும் இருக்கும் ரெண்டு பக்கமே இருக்குங்க அதாவது பிளேட்ஸ் வந்து பாடியில் உங்களுக்கு சென்டரில் வருது அப்படிங்கும்போது ரெண்டு சைடுமே ஜாயிண்டில் வந்து இந்த சேரீயில் லைன் இருக்கும் sari number seven two four body of sari grey கலர்லேயும் pallu and blouse and pleat colour பார்த்துட்டிங்கன்னா லைட் சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும் இது நம்ம பார்க்குற எயித்து கலர் சாரீ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் டசஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார்மேட் அனுப்புவோங்க அதில் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பும்போது டசஸ் வேணும் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க சரி number seven two five so இது next pattern body of sari double ஷேடில் வருதுங்க அதாவது violet and rani pink mix ஆன மாதிரி இருக்கும் double shade pallu and blouse parrot green இந்த சாரி பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் கம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ண அந்த ஸ்டிஃப்னஸ் போய் நல்லா வந்துடும் sari number seven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 ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்க தாங்க செய்யும் அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க் ஸோ பியூர் சில்க்குக்கேற்ற ஏற்ற டெக்ஸ்டர் தாங்க இருக்கும் ஒவ்வொரு சாரீ கூடயுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்